தனிஷ்கா பாப்பா இங்கே பாருங்க ஹார்ஸ் இருக்குடி ராஜாத்தி தாயி இந்த பித்தாரி சாமி ஹார்ஸ் இருக்கு ராஜாத்தி தன்வனு ராஜா இங்க பாரு ராஜா ஹிமாலயன் மவுண்டன் டாடியும் தன்வனும் ஒரு நாளைக்கு இங்க ட்ரெக்கிங் வரலாம் எந்த கண்ணா காட் பிளஸ் லால்பாக் சாமி தன்வனு கொஞ்சம் லவ்யூடா ராஜா காட் பிளஸ் ஓம் நம சிவாய ஜெய் ஸ்ரீ தன்வனு ராஜா இங்க பாரு ராஜா பின்னாடி ஹிமாலயாஸ் டா தன்வினு ராஜா இங்கே போகிறா கண்ணா பின்னாடி ஹிமாலயாஸ் டேடி ஹிமாலயாஸ் வந்திருக்குண்டா கண்ணா டேடியும் தன்வினும் ஒன் டே தம்பி பெரியாளானோடனே ட்ரெக்கிங் வரலாம் ஹிமாலயாஸ்க்கு ஓகேயா I am looking forward for the டேடா Raja I love you so much God bless ஓம் நம சிவா